வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டூ மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா thirty four thousand seven thirty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும் அதோட கேண்டல்னுடைய கலரும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் வர மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆன ஒன் மினிட்லேயே பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஸோ அந்த பைக்கால் வந்திருக்குன்றத க்ரீன் கலர் கேண்டில் மூலியமாக நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தோன்னே நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து பை பண்ணலாம் ஏன்னா கலர் கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து இது என்ன பாயிண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்குன்னு ஒரு பாயிண்ட் சஜஷன் வந்து அதுவே கொடுத்துரும் thirty four thousand seven fifty செவனில் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வந்திருக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் அடுத்து கால்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் விற்கலாம் என்ன மாதிரி டார்கெட்டு பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வரும் இப்போதைக்கு நமக்கு பை கால் வந்திருக்கு இப்போ தேர்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் இதில் எய்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா thirty four thousand eight hundred and forty four point டுவெண்ட்டின்னு இருக்குது ஸோ நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு பார்ப்போம் அடுத்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நாங்கள் ஆப்ஷனும் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன்லையும் இன்றைக்கி என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குன்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஃப்யூச்சர் பார்த்தும் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லாட்டினா ஃப்யூச்சரில் விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து இதில் பண்ணிக்க முடியும் இப்போ கிடச்சிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு thirty four thousand seven fifty seven point தேர்ட்டியில் வந்தது இப்போ எயிட் ஃபிஃப்டி செவனை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா Bank Nifty weekly option thirty four thousand five hundred call option ஓகேங்களா ஸோ இது நமக்கு பை கால் வந்திருக்கு டூ ஃபிஃப்டி செவனில் அது இப்போ பார்த்தீங்கன்னா three fifty nine three sixty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து இந்த ஆப்ஷன் ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து ஷோ பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இருக்க மூமெண்ட் வந்து அப்படியே ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து இருக்கும் at the money out of the money இந்த அளவுக்கு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்காது நீங்கள் ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக இந்த மணி ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் அதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுறனாலும் வேணாலும் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ ஜென்ரேட் ஆகிற கால்ஸும் இப்படி தான் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா thirty four eight ninety nine hundred ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது மீன்வைல் ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் எயிட்டி டூவில் அது பார்த்தீங்கனாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சு அதே மார்க்கெட் வந்து பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து வந்துச்சு அது வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்துச்சு thirty four thousand five seventy ஃபைவ்ல அது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு more than twenty minutes buying ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு அதுக்கப்புறமா மார்க்கெட் ரைஸ் ஆனதில் ஒரு ஒன் ஃபிஃப்டீன் போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் இறங்குதுன்னா செல் கால் வரும் இறங்கின மார்க்கெட் ரைஸ் ஆகுது அப்படின்னா பைக் காலாக வந்து வரும் கேண்டலினுடைய கலரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி வரும் ஸோ நேற்று இந்த மாதிரி தான் உங்களுக்கு பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட்டை நீங்களே பார்த்துட்டு ஓனாக உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரேட்ஸ் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் Thank you.